ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சப்டே சேனல் இனி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு த்ரேலர் பேக் டவுனாக பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட தாமஞ்சிரோட லைவ் ஆக்ஷன் மூவியில் த்ரேலர் பேக் டவுனாக பார்க்க போகிறோம் இது அஃபிஷியலாக டூ டேஸ் ஆக போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து நம்ம டூ டேஸ் லேட்டாக நம்ம போகிறோம் ஸோ நிறைய த்ரேலர் பேக் டவுனும் பார்க்க போகிறோம் கூட ஸ்டோரி லைனும் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்மளோட தாமஞ்சேரி கூட சால அனிமல்ஸ் மட்டும் டூடியில் இருக்கும் கூட மிச்ச மனுஷங்க எல்லாமே அண்ட் பிளேஸ் எல்லாமே லைவ் ஆக்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ இதோட ஸ்டோரி லைனை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஸோ ஸ்டோரி லைன் பார்த்ததுக்கப்புறமா அதில் இருக்க ட்ரெயிலர் பேக் டவுன் பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட தாமஞ்சேரி ரெண்டருமே அவங்கள ஹோம் டவுன் ஒத்தி கிளம்புற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அதுலேருந்தே பிரச்சனை ஆமிக்கிறது ரெண்டு பேருமே சண்டை போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நியூயார்க் சிட்டிக்கு மூவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ நம்மளோட ஜெரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளே தங்கிறாரு ஸோ அதே இது நம்மளை தாம் வந்து வேலை வீட்டுக்கு தேடி அலைஞ்சிட்டுருக்காரு ஸோ இப்படி தான் அந்த வந்து ஸ்டோரி லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒருத்தவங்க வந்து ஒரு வெட்டிங்க்கு புக் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து இந்த மவுஸ் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது அப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர் வந்து அந்த மேனேஜர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அதுக்கு அந்த எலியை எப்படியாவது பிடிக்கணுக்காக நம்ம டாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து தான் பிரச்சனை ஆமிக்குது ஓகேவா இந்த ஸ்டோரி லைனை அஃபீஷியலாக நம்ம பஸ்ஸே சொன்னது தான் நான் இன்னும் எங்கேருந்து வெப்சைட்லேருந்து தெரியல அஃபீஷியலாக நம்மளை வானபசி சொன்னது தான் ஸோ ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஸ்டோரி லைனை இப்போ நம்ம வந்து த்ரீலே பிரேக் டவுனை பார்க்கலாம் ஸோ த்ரீலே பிரேக் டவுனாக அவங்க ரெண்டுமே ஓம் டவுன் வச்சு கிளம்பும் போது கூட என்ன அது அப்படின்னா நம்மளோட ஜெடி வந்து நம்ம தாம் வந்து வம்பு கிழக்காரு ஸோ அங்கே கூட நம்ம தாம் வந்து அடிவாங்காரு ஸோ இப்போ கூட பார்க்கலாம் நம்மளோட ஜெடி வந்து அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே ஒளிஞ்சு அந்த ஒரு ஓட்டைக்குள்ளே வாழ்ந்தாரு ஸோ அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ஐபேடை திருடி கூடயே அதுக்குள்ளே ஹெட்ஃபோன்ஸையும் திருடி அந்த ஐபேட் வந்து ஒரு அவருக்கு ஒரு டிவி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஹெட்ஃபோனை வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லணும் ஸோ இதை பார்த்து நம்மளோட தாம் வந்து வெளியே நிற்காரு ஏன்னா அவருக்கு வேலை நம்மளால் கிடைக்கல ஓகேவா ஸோ இப்படி இருக்க சமயத்தில் இல்லை நம்மளை ஆண்ட் மேனாக நினச்சிருப்பார் இல்லையா ஸோ ஆண்ட் மேன் கூட ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்திருப்பார் இல்லையா ஸோ இவர் தான் சீஃப் மேனேஜர் மாதிரி காமிச்சிருக்காங்க கருத்தத்தில் சீஃப் மேனேஜராக இல்லை இந்த ஹோட்டலுக்கு ஓனர் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல ஸோ அவங்க கூட ஒருத்தங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி இருக்காங்க ஸோ அவங்க பேர் தான் கேலா அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவங்க தான் ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி இந்த தேடலை காமிச்சிருக்காங்க ஸோ இப்படி இந்த ஹோட்டலில் வந்து இன்னும் போயிட்டுருக்கு ஸோ நம்மளுக்கு ஜெரியும் நல்லாவே வாழ்ந்துருக்க மாதிரி தான் காமிக்காங்க ஸோ இப்போ தான் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க அதுக்கு புக் பண்ணுற மாதிரி காமிக்காங்க ஸோ இந்த கிளிப்லேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சு ஸோ நம்மளோட கேரளா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஜெடியை பிடிக்கிறதுக்காக நம்மளோட டாம் வந்து ஹையர் பண்ணுறாங்க ஸோ அது ஏன் பண்ணால் இந்த ஓனர் வந்து கொடுத்த ப்ரெஷர் தான் ஓகேவா ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்மளை டாமன் ஜெரி வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரியும் நம்மளை கையில் தான் ஒரு மெயின் கேரக்டர் மாதிரியும் இருந்துச்சு ஸோ அப்படி அவங்க காமிச்சிக்க கூடாது ஏன்னா இதனால தான் முன்னாடி இருந்து அவங்க செஞ்ச அனிமேஷன்ஸ் எல்லாம் நம்மளோட ஹியூமன் ஃபிகரை காமிச்சிக்கவே மாட்டாங்க வெறும் அவங்களோட கால் மட்டும் காமிக்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அங்கே போகக்கூடாது வெறும் நம்மளை டாம் தான் போகணும் ஸோ இவங்க ரெண்டும் மெயின் கேட்ட சமயத்தில் இந்த ஹியூமன் ஃபிகர்ஸை காமிக்கனால நம்மளுக்கு வந்து டாமன் ஜெரி சின்னதாக தான் தெரியாங்க ஸோ அவங்களுக்குனால இந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லணும் பண்ணணும் வானர் ப்ரோஸ் வந்து என்ன நினைக்காங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காங்க ஸோ அது நிச்சயமாக நடக்க போது கிடையாது ஏன்னா இது ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருக்கனால கூட சீக்கிரம் எப்படின்னா முடியாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் நிச்சயமாக ஆகும் ஸோ இதுக்கு பதில் ஹச்பிஓ மேக்ஸில் ரிலீஸ் பண்ணல அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல ஸோ ஹச்பிஓ மேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறது இப்போயே அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக ஹச்பிஓ மேக்ஸை தான் ரிலீஸ் பண்ணியாகணும் ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக கோனா முடிய போது கிடையாது நிச்சயமாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் நிச்சயமாக ஆகும் ஸோ இதில் ஒரு ரெண்டு மூணு இடன் டீட்டெயில் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இடன் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்க ட்ரெடிஷ்னல் ரைவல்ஸை காமிப்பாங்க ஸோ அப்படி காமிக்கும் போது நம்மளோட ஜெரியை வந்து நம்ம தாம் தோட்டும் போது அவர் ஒரு பேட்மேன் ஆறு மணி காமிச்சிருப்பாங்க ஸோ எனக்கு என்னவோ என்ன தோணுது அப்படின்னா நம்மளோட பேட்மேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வர நம்மளோட ராபர்ட் பேண்டிங்ஸன் நடிக்க அந்த பேட்மேன் அந்த படத்துக்கு ஐப்பு கொஞ்சம் தூக்கி விடுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து பேட்மேனுக்கு ஃபீலிங்க்கு வந்து காட்டிருப்பீங்க ஸோ இதுக்கு ஒரு ஐப்பை தூண்டிட்டுனா இன்னும் நிறைய கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ ஸோ நடிக்க போகிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டஃப்பான மூவியாக தான் இருக்க போகுது ஏன்னா இதில் வந்து லைவ் ஆக்ஷன் மூவியும் டூ டி அனிமேஷனையும் வந்து மேர்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து எங்கே கரெக்டாக நடிக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு செமையாக நடிக்கிற ஆக்ட்ரஸ் மட்டும்தான் ஒழுங்காக நடிக்க முடியும் அண்ட் நம்மளோட ஆண்ட்மேனில் நடித்தவர் தான் இதில் ஒரு மேனேஜர் மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அவரும் நல்லா தான் நடிப்பார் ஸோ அவரும் இருக்காங்க ஸோ கூடவே இதில் ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸும் இருக்காங்க அப்படின்னு கேஷ் சொல்லப்படுது ஸோ நம்ம நிச்சயமாக நம்ம வானர் ப்ரோஸ் வந்து அப்ரிசியேட் பண்ணியானோம் ஏன்னா டூ டி அனிமேஷனும் லைவ் ஆக்ஷனையும் மேர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த ட்ரெய்லர் உருவாக்குறதுக்கே அவங்களுக்கு பல நாட்கள் ஆயிருக்கும் பட் இதில் எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது டூ டி அனிமேஷன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக அது டூ டி அனிமேஷன் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ டூ டி அனிமேஷனாக இருந்தாலும் அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணால் நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அடுத்த வர நல்லாவே எடிட் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு ரொம்பவே நேரம் ஆயிருக்கும் நம்ம நிச்சயமாக அவங்கள அப்ரிசியேட் பண்ணியாக காணும் ஸோ இல்லை இன்னொன்று விஷயம் என்ன பண்ணால் இது மேட் ஃபார் கிட்ஸ் தான் ஓகேவா ஸோ அது பிஜி எயிட்டீன் தான் ஸோ யார்னாலும் பார்க்கலாம் ஓகேவா ஸோ அண்டர் ரேட்டட் கிடையாது நிச்சயமாக ரொம்பவே ரேட்டடான படம் தான் பட் இல்லை ஒரு மிஸ்ஸிங்கான ஒரு த்ரூட் என்ன அப்படின்னா இல்லை இருக்கிற எல்லாருமே ஒரு அன்ரேட்டடான ஒரு ஆக்டர்ஸ் தான் ஒரு ரேட்டடான ஆக்டர்ஸை யாருமே இல்லை ஸோ யாராவது ஒரு ஃபேமஸான ஆக்டர்ஸை இந்த இதில் ஒரு காமிக்கலாம் இன்னும் வந்து ஃபேன்ஸ் நிறையவே வருவாங்க ஸோ அதனால் இதில் எல்லாருமே அன்ரேட்டடாக இருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ மெயின் கேட்டான கையிலாக நடித்த அவங்க கூட ஒரு அன்ரேட்டட் ஆக்டர் தான் ஓகேவா ஸோ நம்மளோட வானர் ப்ரோஸ் மட்டும் நம்மளோட ட்ரெய்லரை மட்டும் நல்லா காமிச்சிட்டு படத்தை மொக்கே எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே ஜஸ்டிஸ் நாயுடு கிட்ட மூணு வருஷம் இப்படி தான் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ நிச்சயமாக நான் படம் வந்து லைன் கிங் மாதிரி கலெக்ஷன் நிறைய வாங்கணும்னு நினைக்கேன் ஏன்னா இது வந்து காமெடி ஃபிலிம் ஸோ நிறைய கிளிப்ஸ் பார்ப்பாங்க ஸோ அதனால் வானபஸ் வந்து இதுக்கு நிறைய கலெக்ஷன் வாங்குவாங்கன்னு நினைக்கேன் ஸோ இந்த தேர்தல் பிரேக் டவுன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நாங்கள் வச்சு டீ வீடியோ பார்க்குறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஸோ யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்க முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்